ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி பைனாப்பிள் ஜாம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் சொல்லிடுறேன் ஒரு பைனாப்பிள் எடுத்திருக்கேன் அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் சுகர் தேவைப்படும் இது ஆர்கானிக் சுகர் நார்மலாக வந்து பாலிஷ்டு சுகர் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும் இது ஆர்கானிக் சுகர் எடுத்திருக்கேன் அப்புறம் இது லெமன் ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன் lemon juice two teaspoon add பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிளை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மிக்ஸி ஜார் இருக்கிறீங்க ஜூஸர் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நார்மல் மிக்சி ஜார்லேயே பேஸ்ட் பண்ணிவிடுங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அதை ஒரு ஜல்லடை வடிகட்டியில் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க இல்லை அந்த உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா அதை அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வடிகட்டு தேவையில்லை இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் இதை வந்து கம்ப்ளீட்டாக ஜூஸரில் போட்டு அந்த இப்போ பாருங்கள் பைனாப்பிளை நான் நல்லா ஜூஸரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை மெஷர் பண்ணால் வந்து கரெக்டாக டூ ஹண்ட்ரட் எம்எல் வருது ஸோ இந்த டூ ஹண்ட்ரட் எம்எல் பைனாப்பிள் ஜூஸை இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான பேனில் மீடியமான ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் பாயில் பண்ண வேணும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வைங்க அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க இப்போ பாருங்கள் இது நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு இன்னொரு டூ மினிட்ஸ் இது நல்லா மிக்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம சுகர் போடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இந்த பைனாப்பிள் ஜூஸ் வந்து இப்படி பாயில் பாயில் ஆகட்டும் இப்போ சுகர் ஆட் பண்ணலாம் சுகர் வந்து எவ்வளோ போடணும் அப்படின்னா இப்போ டூ ஹண்ட்ரட் எம்எல்க்கு வந்து இந்த pineapple juice two hundred ml வருது நீ இங்கே ஈக்குவலாக போடுறதுனால போடலாம் ஆனால் ஈக்குவலாக போட்டால் ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும் ஆல்ரெடி வந்து பைனாப்பிள் ஸ்வீட்டு அதுலேயே ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கும் நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஹாஃப் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அதுக்கு போட்டிங்கன்னா போதும் நான் இந்த மாதிரி ஸ்பூன் வந்து இந்த ஸ்பூனில் வந்து நான் ஒரு சிக்ஸ் ஸ்பூன்ஸ் போடுறேன் சுகர் ஸோ இந்த ஸ்டேஜை வந்து நான் சுகர் ஆட் பண்ணிடுறேன் இப்போ சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து இப்படியே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே பாயில் ஆகிட்டே இருக்கட்டும் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் ஒரு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தண்ணியெல்லாம் அந்த இதெல்லாம் போய் அந்த லிக்விட் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து இது அப்படியே பிரிஞ்சு வரும் உங்களுக்கு பேஸ்ட்டு அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம்னா நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸும் இப்போ பாருங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு திக் ஆகணும் இப்போ பாருங்கள் இது அப்படியே நல்லா சுருண்டு வருது இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம் இதை நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஒன் டீஸ்பூன் டீஸ்பூனாக இருந்தால் ஒன் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா டூ ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணலாம் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது அப்படியே இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் இப்போ பாருங்கள் நம்மளோட ஜாம் ஆல்மோஸ்ட் ரெடி இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி பிளேட்டில் கொஞ்சமாக ஜாம் எடுத்து இப்படி பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது கீழே வரவே இல்லை ஸோ நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டு ஸோ இந்த ஜாம் இப்படியே நல்லா ஆட்டும் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பாட்டிலில் கிளாஸ் பாட்டிலில் போட்டு இதை ஸ்டோர் பண்ணிவிடுவேன் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஒரு ஒன் மந்த்துக்கு ஏன்னா நம்ம வந்து டெய்லி ரெகுலராக ப்ரெட் யூஸ் பண்ண முடியாது ஸோ நீங்கள் இதை சம்டைம்ஸ் சப்பாத்திக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ப்ரெட்டுக்கும் சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு மெயினாக இது ரொம்ப பிடிக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் தேங்க்யூ வியூவர்ஸ்